hi this is me Raju this me is talking to this me so இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா so skin care routine for glow and shine skin தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் ஷைனாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஆறு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேஸை சூப்பராக மாற்றிடலாம் ஸோ அந்த ஆறு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் so terms and condition so வீடியோக்குள்ளே போகலாம் வானிடு பொன்யுகம் நிறைந்ததை நடத்திடு நினைப்புதான் ஃபர்ஸ்ட் திங் காலைல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்திரிச்சோடனே வந்து நார்மலான ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் பட் என்ன பண்ணும் அப்படின்னா இனிமேல் டெய்லி காலைல எந்திரிங்க ஒரு நல்ல கிளென்சர் வாங்கிக்கோங்க ஸோ கிளென்சர் வாங்கிட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான அந்த கிளென்சரில் வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு உங்களுடைய ரொட்டீன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகும்போது ஒரு நார்மலான ஃபேஸ் வாஷ் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கணும் ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரேண்டமாக வந்துட்டு ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு விளம்பரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்காதீங்க உங்கள் ஃபேஸுக்கு ஏற்றாப்புல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் குளிக்கும்போது டூ மினிட்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரைட் ஃப்ரம் த பாத் மூணாவது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டோனர் வாங்கிக்கோங்க ஸோ இப்போலாம் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறையா டோனர்ஸ் அண்ட் சீரம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபேஸில் ஸோ அதில் ஒரு நல்ல டோனர் ஒரு சீரம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ ஒரு டோனர் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோனர் அது வந்து ஒரு நேச்சுரல் டோனர் நம்மளுடைய எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து அது செட் ஆகும் ஸோ வந்துட்டு ஒரு ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க ஸோ அதை நீங்கள் டெய்லியுமே வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை அப்ளை பண்ணலாம் ஸோ டோனருக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா moisturiser moisturiser oil skin dry skin combination skin normal skin இந்த எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும் ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஒரு ஆயில் அதாவது ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கான மாய்ச்சரைசரை வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும் உங்கள் ஃபேஸில் நிறைய ஆயில் இருக்கும் ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து டல்லாக காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்றப்பில் மாய்ச்சரைசரை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க மாய்ச்சரைசருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அஞ்சாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் ஸோ சன்ஸ்க்ரீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேஸில் வந்து ஒரு நல்ல லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும் ஸோ தட் நம்ம வெளியே போகும்போது pollution dust particle sun rays UV rays இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்துக்கும் ஸோ கண்டிப்பாக வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீம் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஸோ சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் இல்லையா ஸோ எஸ்பிஎஃப் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்டெப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எக்ஸஃபோலியேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் இது ரெண்டுமே வந்துட்டு வீக்லி நீங்கள் ட்வைஸ் இல்லைனா வந்துட்டு த்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ எக்ஸஃபோலியேட் இல்லை ஸ்க்ரப்பிங் ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் தான் பெரிய எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ இதை நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் இல்லை ட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதோடைய பெனிஃபிட் நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் மேலே கார்டிலேயே வந்துட்டு வீடியோ கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போய் அதோட பெனிஃபிட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆறு ஸ்டெப்ஸ் இந்த ஆறு ஸ்டெப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே க்ளோவாக இருக்கும் ரொம்பவே ஷைனாக இருக்கும் ஸோ என்னோடய ஸ்கின் கூட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் கொஞ்சம் நல்லாவே ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இந்த ரொட்டீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இதை ஆட் ஆன் வந்து ரெண்டே ரெண்டு என்ன அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் ஸோ இந்த ரெண்டுத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சாப்பாடு நியூட்ரிஷன்ஸை நல்ல தூக்கம் ஸ்கின் கேர் இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம எல்லாருமே ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெவல்யூஷனை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம் பாய்